வணக்கம் இன்றைக்கி நாங்கள் நிஃப்டியில் கால் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு த்ரீ தௌசண்ட் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலினுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹோம் பேஜ் வரும் அதில் நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் இருக்குது அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணுற கமாடிட்டி லெவல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸ் பாசிட்டிவ் ட்ரெண்டில் வந்து போய்கிட்டு ஸோ நாங்கள் வந்து நிஃப்டியை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம் நேற்று வந்து லெவன் தௌசண்ட் ரேஞ்சு கிட்டக்க ரொம்ப ட்ரேட் ஆச்சு நேற்று க்ளோசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா லெவன் தௌசண்ட்க்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துச்சு ஸோ இன்றைக்கும் அந்த லெவன் தௌசண்ட் ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணுச்சு அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டியாக பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆனதே வந்து ஒரு கேப் அப் ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் வந்து ஓப்பன் ஆச்சு லெவன் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய ஓப்பனிங்கே வந்து இருந்துச்சு ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் பயாஸ் பாசிட்டிவ் ஓப்பனிங் அது போக எங்கள் ஸ்ட்ராட்டஜி படியும் பார்த்தோம் அதில் அப்சர்வ் பண்ணதுக்கும் தொடர்ந்து அப்படியே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் வந்து போய்கிட்டே இருக்குது மார்க்கெட் தொடர்ந்து ரைசிங் இருக்கனால பாசிட்டிவ் ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் ஆகிக்கிட்டே போகுது ஸோ அதனுடைய இதுவாக நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த் அண்ட் கால் ஆப்ஷன் நிஃப்டியை வந்து பை பண்ணியிருந்தோம் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து தொ நைன்டி எயிட் இருக்கும்போது வந்துட்டு ஒரு ஃபைவ் லாட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து பை பண்ணியிருந்தோம் ஸோ பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னைக்கு செம ஃப்ளாட்டு அதாவது மார்க்கெட் அந்த ரேஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருந்துச்சு ஒரு லெவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ரேஞ்சையே வந்து ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ணுச்சு ஸோ இதில் நாங்கள் அப்சர்வ் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து இந்த one twenty one thirty range வந்துட்டு வந்துட்டு கீழே வந்து போயிடுது ஸோ நாங்கள் அப்சர்வ் பண்ண வரைக்கும் மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட் ஆயிடுச்சு எப்பயுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கையில் பாசிட்டிவ் பயாஸில் இருக்கையில் இல்லாட்டினா மார்க்கெட் வந்து ஏற ட்ரை பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரொம்ப வந்து மெதுவாக தான் வந்து ஏறும் இல்லாட்டினா வந்துட்டு ஸ்லோவாக தான் வந்து அதனுடைய மூமெண்ட் வந்து ரைசிங் அப்போ இருக்கும் அதே மார்க்கெட் இறங்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வேமாக வந்து இறங்கும் ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான நியூஸ் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஏறும்போதும் வந்து வேமாயிரும் இல்லாட்டி அப்படின்னா ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ரைஸ் ஆகும் ஸோ நாங்கள் ஆப்ஷன் எடுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வந்து நாங்கள் மந்த் அண்டு ஜூலை ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து ஆப்ஷன் எடுத்திருந்தோம் அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு டென் பாயிண்ட்ஸ் மேலே வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து காட்டிகிட்ருக்கு ஸோ எடுத்த வரைக்கும் ப்ராஃபிட் தான் ஆப்ஷன் வந்து ஃப்ளாட்டாக போனாலும் கொஞ்சம் அந்த டூ தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் அந்த eleven thousand hundred and thirty ரேஞ்சுக்கிட்டக்க வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா டென் பாயிண்ட்ஸ் மேலே ப்ராஃபிட் இருக்குது ஸோ பொஷன் எடுத்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போதைக்கு நிஃப்டியை வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போதைக்கு நிஃப்டியை பார்த்தீங்க அப்படின்னா பொஷனை வந்து கட் பண்ணுறோம் எப்போயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஏறணும் இறங்கணும் அப்படின்ற ரெண்டு பையிங் ட்ரெண்ட் செல்லிங் ட்ரெண்ட் இதை தவிர மூணாவதாக ரேஞ்ச் பவுண்டு சைடுவேஸு மார்க்கெட் ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது இதுவும் வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஹேப்பன் ஆகும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக வந்து எங்களுக்கு அமைஞ்சிருச்சு ரொம்ப நேரமாக பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த ஃபோர் தௌசண்ட்லேயே வந்து ரொம்ப ட்ராவல் ஆகுது ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்ச் வந்துச்சுன்னா விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணோம் பட் ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதில் இந்த ஃபோர் தௌசண்ட் மேலே தான் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குது ஸோ ஃபைவ் தௌசண்ட் கிட்டக்க வந்துட்டு வந்துட்டு போகிறனால ஓகே இன்றைக்கி வந்து வந்து ஃபைவ் தௌசண்ட் எய்ம் பண்ணாலும் பரவாயில்ல இன்றைக்கி வந்து ஃபோர் தௌசண்ட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் வந்துட்டு இப்போ நாங்கள் கவர் பண்ணிக்கிறோம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நம்ம எய்ம் பண்ண டார்கெட் வந்து வரல அப்படின்றதுக்காண்டி எப்பயும் வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணவும் கூடாது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கிடைக்கல அப்படின்னா மேக்ஸிமம் கட் பண்ணிட்டு வெளியே வர்றது நல்லது ஏன்னா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஏறிக்கிட்டு இருக்க மார்க்கெட்டை இறக்கி விடவும் வந்து செய்யும் மார்க்கெட் வந்து இப்போ சப்போஸ் லெவன் தௌசண்ட் ஹண்ட்ரட் கட்டாச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பையிங் ட்ரெண்டுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு அது அப்படியே செல்லிங் ட்ரெண்டாக மாறுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இப்போதைக்கு பாசிட்டிவாக இருக்கையிலே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கவர் பண்ணியிருந்தோம் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னமும் அந்த ஃப்ளாட்டான ரேஞ்சில் தான் வந்து மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ரேஞ்ச் போகுதுன்ட்டு இப்போ நீங்கள் இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி என்ட்ரிஸ்லாம் எப்படி எடுக்கலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பில்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க இது போக நாங்கள் வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் எட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி